அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷப லக்னத்துக்கான பலன்கள் பத்தி தான் பார்க்க போறோம் ரிஷப லக்னத்துக்கான குணாதிசயம் அவங்களோட கேரக்டர் வைஸ் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க அவங்க ரொம்ப மென்மையான மனம் படைத்தவங்க அறிவாற்றல் நிறைய இருக்குங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அவங்க கிட்ட அதிகம் பேச மாட்டாங்க ஃபர்ஸ்ட் பார்த்து யார் எப்படி அப்படின்னு சொல்லி கணிக்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்குங்க எப்போ நீட்டை ட்ரெஸ் பண்ணிப்பாங்க நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது மனசு காயப்படுத்தாத மாதிரி பேசுவாங்க மென்மையாக பேசுவாங்க அவங்க பேச்சுக்கள் ரொம்ப இனிமையாக இருக்கும் அவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க கோவம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேள்வி கேட்பாங்க இந்த பாயிண்ட் வைஸ் வந்து கேள்வி கேட்கறது ரிஷப லக்னக்காரங்க தான் ஆனால் ரொம்ப அமைதியானவங்க பேச்சாற்றலும் இருக்குங்க சில சமயம் அது வந்து வெளிப்படும் அதனால பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்காரங்க எதையும் எந்த விஷயத்துல இருந்தாலும் சாதிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத நிறைய திங்க் பண்ணுவாங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணணும் லைஃப்ல ஏதாவது ஒன்று நம்ம முயற்சி எடுத்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சு திங்க் பண்ணி பிளான் பண்ணி பொறுமையா நிதானமா அவங்க செய்வாங்க மற்ற லக்னக்காரங்க அவங்களாம் சட்டுன்னு முடிவு எடுப்பாங்க இவங்க வந்து சட்டுன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க பொறுமையா நிதானமா எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நீட்டாக அதில் சக்ஸஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி திறமெல்லாம் இவங்க கிட்ட இருக்குங்க இப்போ ரிஷப லக்னத்தில் லக்னத்தில் சுக்கரன் தான் என்ன பலன் அப்போ லக்னாதிபதி ஆட்சி லக்னம்னா இவங்க தான் லக்னாதிபதி ஆச்சுன்னா தீர்காயில் அவங்களுக்கு சுக்கரன் பாத்தீங்கன்னாக்கா ஆடை ஆபரணங்கள் சொல்லுவோம் நீட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க நீட்டாக இருப்பாங்க நல்ல மென்மையான பேச்சுக்கள் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல கேரக்டரும் கூட அதிகமாக யார்கிட்டையும் வம்பு வளர்க்க மாட்டாங்க அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க லக்கணத்தில் சுக்கரன் இருந்தா வந்து அது ஈர்க்கக்கூடிய தன்மை பல பேர் வந்து இவங்களை விரும்புவாங்க அந்த மாதிரி லக்னத்துல வந்து சுக்கரன் இருந்ததுன்னா அந்த மாதிரிங்க இப்ப அடுத்தது வந்து இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் சொல்லுவோம் அந்த புதன் வீட்டுல சுக்கரன் இருந்தா என்ன பலன் அப்ப இவங்க வந்து ஏற்கனவே கவர்ச்சியானவங்க லக்னக்காரங்க இரண்டாம் இடத்துல இருந்ததுன்னா மத்தவங்க வந்து இவங்களை விரும்புவாங்க இவங்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய இருப்பாங்க ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க டக்குன்னு எட்டது பேசினா கூட மனசு விட்டு பேசிடுவாங்க ஆனா அவங்க வந்து தப்பா இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க அதுதான் வந்து ஒரு மைனஸா இருக்கும் இவங்க யதார்த்தமா பேசுவாங்க அவங்க தப்பா எடுத்துப்பாங்க அது தப்பா இவங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க அது வந்து இவங்களோட மைனஸ் அதில் தான் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் வந்து இலை சகோதரஸ்தானமும் குறிக்குதுங்க தைரியஸ்தானமும் குறிக்குது ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரகங்களோட பார்வை இருந்ததுன்னா நல்லா தைரியமாக இருப்பாங்க மற்றபடி இவங்க சாஃப்ட் நேச்சர் தான் இவங்க அதிக யார் பிரச்சனைக்கும் இவங்க போக மாட்டாங்க பிரச்சனைகள் தேடி வந்தாதான் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் இவங்க எதுனாலும் மனசுல வச்சுப்பாங்க அடுத்து நாலாம் இடம் நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்தா நாலாம் இடத்துல இருந்ததுன்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாய் ஸ்தானம் தாய் சொல்ல மீற மாட்டாங்க தாய் பேச்ச அப்படியே கேட்பாங்க நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்ததுன்னா அடுத்து இவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் நல்லா நீட்டா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய விரும்புவாங்க அந்த மாதிரி விரும்புவாங்க நிறைய அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஆர்டிஃபிஷியலாக என்னென்ன அப் டு டேட் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க வண்டி வாகனம் யோகம் இருக்குது உங்களுக்கு டூ வீலர் ஃபோர் ஃபோர் வீலர்லாம் வந்ததுன்னா மாடர்ன் கார்ஸ் அதெல்லாம் வந்து உடனே வாங்கணும் அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அது மாதிரி யோகங்கள் வந்து இவங்களுக்கு நிறையவே இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் நீச்சம் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல நீச்சம் அப்ப பூர்வீகம் கெட்டு போயிடுச்சு குலதெய்வத்தோட வழிபாடு அங்க இல்லைன்னு அர்த்தம் குலதெய்வம் ஹெல்ப் பண்ணாது அப்ப வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா குலதெய்வத்தை அதிகமா போய் வேண்டுனுங்க குலதெய்வம் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் சித்தர்கள் வழிபாடு செய்யலாம் ரொம்ப சிறப்பு சித்தர்கள் மூலியமா உங்க குலதெய்வம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அது மூலியமா நீங்க கண்டிப்பா நீங்க சித்தர்களை வழிபடும் போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க ஆறாம் இடம் வந்து ருணரோகஸ்தானம் எதிரிகள் சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா எதிரிகளையே வெல்லக்கூடியவங்க பேச்சாற்றல்ல சாதுரியமா பேசுவாங்க வழக்கில் வெற்றி பெறுவாங்க தொழிலில் வெற்றி பெறுவாங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் தான் ஏழாம் இடத்துல கலத்திரன்ல கலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஒற்றுமை பிரியவே மாட்டாங்க சந்தோஷமா வாழ்வாங்க சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்தா ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்ததுன்னா உடல் ரீதியா சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் மற்றபடி பெரிய லெவலுக்கு எதுவும் பண்ணாதுங்க எட்டாம் இடத்துல அப்பயும் அவங்களுக்கும் அது வெற்றி தான் நல்லதாக இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் சொல்லுவோம் தொலைதூர பயணம் சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதில் கண்டிப்பாக நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க சம்பாதிப்பாங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் தந்தைக்கு ரொம்ப நல்லது இவங்க மூலிமா தந்தைக்கு லாபம் ரொம்ப நல்லா இருக்கும் தந்தையும் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க கேர் எடுத்துப்பாங்க இவங்க அடுத்த வெளியூர் போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டுக்கு இல்லை வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதை இவங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவாங்க ரிஷப லக்னக்காரங்க அடுத்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் சொல்லுவோம் உச்சம் சுக்கரன் வந்து உச்சம் அடைஞ்சதுன்னா நல்ல லாபம் இவங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய லாபங்கள் வந்து வேற வழியில ஃப்ரெண்ட்ஸ்ல ஏதாவது தவறான பழக்கங்கள் இருந்தா அதில் அந்த பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது குரு பார்வை இருந்ததுன்னா அந்த மாதிரி வா வாய்ப்புகள் கம்மி தான் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ராசி நவாம்சம்லாம் பார்த்தா கண்டிப்பா தெரியுங்க சுக்கரன் உச்சத்துல இருந்தா லாபம் தாங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா லக்னாதிபதியே போய் உச்சத்துல இருக்கும்போது சிறப்பு தான் அடுத்து பன்னெண்டாம் இடம் அந்த இடத்துல ராகுவோ கேதுவோ சனி பகவானோ அவரோட சுக்கரனோட சேர்ந்திருந்தா நிம்மதியான தூக்கம்ன்றது இருக்காதுங்க குறைவு தான் ரொம்ப லேட்டாக தான் தூங்குவாங்க அன்டைமில் தூங்குவாங்க நைட் டியூட்டியாக கூட இருக்கலாம் இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இல்லை நம்ம நாட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் மற்றபடி ரிஷப லக்னக்காரங்க மென்மையானவங்க இனிமையானவங்க இவங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியா கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்